சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே கலெக்டர் எங்கே போலீஸும் அங்கே கலெக்டர் எங்கே போலீஸும் அங்கே ரவுடி எங்கே அட்டகாசம் பண்ணவனும் அங்கே ஆவி போன பின் கூடுவாரங்கே